இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஜனவரி சிக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரைஸ் ஆகுது ஏறினதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ்க்கு ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ்ல ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்துருச்சுன்றனால கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at five eight eight ஃபைவ்னு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா five eight double nine point seventy one so five eight nine zero வருதா அதாவது இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும் ஸோ அந்த கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து வந்திருக்கு ஸோ இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டென் மேலே ஆகுது கால் ஜெனரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு five thousand nine hundred range பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா actually five thousand nine hundred range கிட்டக்க வந்திருக்கு பட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது ஒரு ஃபைவ் மினிட்ஸாக லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த five thousand nine hundred range அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ண ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆகி நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டேயும் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ்ல ஜென்ரேட் ஆன call five nine one eight வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரீச் வந்து கொடுத்துருக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பைக்காலுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு மார்க்கெட் இறங்குறதும் ஏறுறதுமாகவே ட்ரேடிங் போச்சு மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சை ரவுண்ட் பண்ணி தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு செவன் டென்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ ரேஞ்சுக்கு மேலே போக ட்ரை பண்ணல மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது ஸோ ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ்ல செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுக்காங்க அப்படின்னு வந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் கால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ்ல வந்த செல் கால் ஃபஸ்ட் ஆர்ட்டான five thousand nine hundred break out வந்து பண்ணுச்சு ஃபைவ் எயிட் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்க்கு அப்புறம் நமக்கு ஒரு செல் கால் வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் கால்ஸ் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பை பண்ணலாம் செல் பண்ணலான்ற மாதிரி தான் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி வரும் ஒன்று இப்போ கரண்ட்டில் பை கால்னால் next call sell call so அந்த மாதிரி கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி தான் வருமே தவிர ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ ஒரு பை கால் ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த காலத்தில் வந்தால் கண்டிப்பாக வந்து செல் கால் தான் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து வரும் ஸோ இந்த பை காலுக்கு ஆக்சுவலி ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜெனரேட் ஆச்சு ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி நைனில் பை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இருந்துச்சு வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் இறங்கினாலும் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் ரெக்கவரி கொடுத்ததில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை கால்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி காலையில் ஆக்சுவலி ஜென்ரேட் ஆச்சு இந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆன பை கால் ஃபுல் டே இப்போ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோட்லேயே தான் இருந்துச்சு லெவன் ஓ கிளாக் வந்துச்சு ஃபைவ் செவன் டூ த்ரீல பை பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு அப்போ வந்து பைக் கால் ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்னு பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அதுக்கடுத்து டுவெல் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு தான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிச்சு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ரைஸ் ஆக ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மேலே ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கெலாம் ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ அப்போ தான் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணுச்சு இந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு ஒன்ஸ் அது அந்த ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சை டா தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் நிற்க முடியல அந்த ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குது அப்படி இறங்கையில தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு செல் காலே வந்து வந்துச்சு அதே மாதிரி இந்த பைக்காலுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் தான் ஸோ இதில் இந்த மாதிரி தான் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனான ஒன் மினிட்ல வந்துச்சு ஃபைவ் செவன் தேர்ட்டி செவனில் செல் பண்ணலாம் அதாவது nine o'clock market open ஆனால் நைன் ஒன்றுக்கே வந்துச்சு ஃபைவ் செவன் த்ரீ செவனில் செல் பண்ணலான்னு வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அதாவது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு அதுக்கடுத்து ஒரு தொடர்ந்து டவுன் சைடில் அந்த டவுன்வர்ட் மொமெண்டம்லேயே தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹார்ட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அடுத்து மார்க்கெட் ஒரு டென் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் கிட்டக்க வந்துச்சு அடுத்து அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்ததில் தான் லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு இந்த பைக்கால் சொல்லவே வேணாம் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் ஏறிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் ரிப்பீட் ஆகாது அதே மாதிரி கரண்ட்டில் என்ன கால் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கால் தான் நெக்ஸ்ட் கால் வருன்றதும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டோடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்கள் வீடியோனுடைய ஓப்பனிங்கில் வாட்ச் பண்ணிங்களா அந்த மாதிரி பார்த்துட்ருப்பீங்க பார்க்கும்போது அது மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலினுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் டார்கெட் ஒன்றுனா எங்கே வச்சுக்கலாம் டூனா எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கனக்குள்ள மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஸோ இந்த சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் அதுவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த டெய்லி இப்போ வீடியோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ